ஒரு பொண்ணை நாற்பது பேர் கிட்டத்தட்ட நாற்பது பேர் அந்த பொண்ணை எட்டி வச்சு சாவடிச்சுக்கிறாங்க அந்த இடத்துல நான் இருக்கும்போது சுத்தி எல்லா மக்களும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்களே தவிர ஒரே ஒரு ஆள் கூட போயிட்டு அந்த பொண்ணை ஏன்டா எட்டி ஒதுக்கின்னு சொல்லி கேட்க துப்பு இல்லை கேட்க தைரியம் இல்லை இங்கே யாருக்கும் துணிச்சல் இல்லை நான் நேராக போயிட்டு அந்த பசங்கிட்ட இப்போ எதுக்கு அந்த பொண்ணை எட்டி வச்சு சாவடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன் அங்கே பாருன அப்படின்னு ஆ ஏன்டா காணும் மிதிச்சேன் இல்லை நிலாவில் கால வைக்கணும் ரொம்ப நல்லா ஆசை நல்லா இருக்கும் நிலாவில் கால என்னோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மாமியா அனைத்து உறவுகளுக்கும் மனதை தெரிவித்துக் கொண்டு உட்டால கடிக்கிறீரி எங்க ஆயா சுட்ட வடகிரி நான் ஒரு கேப் மாதிரி நான் யூடியூப்ல பண்ற ஸ்டாண்ட் அப் காமெடி மறக்காம எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா insta reels with stand up comedy straight அவிடகுல்லா போகலாம் insta reels with stand up comedy நானே என் ஃப்ரெண்டு ரோட்ல நடந்து போயினே இருக்கும்போது ஒரு குரங்கு போச்சு கச்சேரியில பாட வந்த கேள்வி பதிங்க பதிங்க போச்சான் பார்க்க வந்த கேள்வி பந்து பந்து போச்சான்னு சொல்ற மாதிரி என் கையை சும்மா இல்லாம கீழே அந்த கல் எடுத்து நான் அந்த குரங்கு மேல அடிக்க கடவுள் என்னாண்ட வந்துட்டு குரங்க கல்யாணத்தை அடிச்சிட்டல அடுத்த ஜென்மத்துல நீ குரங்கா தான் போறப்ப அப்படின்னு இதை பார்த்து இந்த ஃப்ரெண்ட் அங்க ஒரு நாய் போச்சு அது மேல கல்யாணத்தை அடிச்சிட்டான் அவர் அவன்கிட்ட போயிட்டு நீ அடுத்த ஜென்மத்துல நாயா தான் போறப்ப அப்படின்ட்டாரு அவனை கூப்பிட்டு ஏன்னா இப்படிதான் பண்றாருன்னு தெரியல அப்படியே நான் கல்யாணத்தை அடிச்ச அப்படின்னா மச்சான் நம்ம பிறந்து டுவெண்ட்டி இயர்ஸ் அதாவது இருபது வருஷம் ஆகுது என்ன கிழிச்சிங்க சொல்லு கொஞ்சம் அங்க பாரு பொண்ணுங்க ஃபைனல் இயர் படிக்கும் போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு இருந்தா மீறப்படும் நாங்க அப்படி இல்ல ஒரே ஒரு சைன் போட்டீங்கன்னா ரெக்கார்டு கம்ப்ளீட் ஆயிடும் ஒரே சைன் சார் சார் பிரியாணி எல்லாம் வாங்கி நினைக்கிறேன் சார் சாப்பிட்டு சைன் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார் அன்னைக்கு திட்டம் ஞாபகம் வச்சுக்காதீங்க சார் நாம நீங்க நான் பழகுங்க அது ஒரு சைன் போடு சார் போதா சார் ஒரே சைன் சார் ப்ளீஸ் சார் போட்டீங்கன்னா ரெக்கார்டு கம்ப்ளீட் ஆயிடும் நான் இன்னும் சிங்கிளாகவே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நாங்கெல்லாம் சின்ன வயசுல டீச்சர் போர்டில் எழுதினுக்கும் போது கடைசியாக முடிய போகுதுன்னு தெரிஞ்சுன்னா எல்லாம் தலைக்கீழே போட்டுன்னு குமிஞ்சிடுங்க ஏன்னா நம்மளை அழிக்க விட்டுருவாங்களே ஆனால் போர்டு அழிச்சும் டீச்சரை கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன் நான் எலிமெண்ட் ஸ்கூல் படிக்கும்போது ரோட்டுக்கு இந்தான எங்க ஸ்கூலுக்கும் ரோட்டுக்கு அந்தான எங்க வீடு இருக்கும் எங்க டீச்சர் என்ன பண்ணுவாங்க டெய்லியும் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி விடுவாங்க ஒரு நாள் கத்து கொடுத்தாங்க ஒரு நாள் நானே கிராஸ் பண்ணி கத்துக்கினேன் எனக்கு செம்ம ஹாப்பி ரோடு கிராஸ் பண்ண கத்துக்கிட்டோம் நான் ஆனா இன்னைக்கு வருத்தப்படுறேன் ஏன்டா ரோடு கிராஸ் பண்ண கத்துக்கணும்னு ஏன்னா அந்த பக்கம் வேணாம் யாரா நீங்களா எங்க வரீங்க உனக்கு ரோடு கூட கிராஸ் பண்ண தெரியாதா நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறாங்க கமெண்டே வரல அப்புறம் என்ன கேக்குறாங்க கேட்கக்கூடாது ஏன் எல்லா வேலையும் கடைசியா சிரிக்கிற மாதிரி போஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எல்லாம் ஒரு காரணமா தான் பிரதர் என்ன காரணம் எனக்கு சிரிக்கிறச்சே பல்லு புனிதமா இருந்தா பிடிக்கும் சிரிக்கிறப்ப பல்லு பல்லு புனிதமா தெரியணும் இதுவரை நமக்கு சப்போர்ட் செய்திருந்த உறவுகளுக்கும் இதுக்கு பிறகு நம்மளுக்கு சப்போர்ட் செய்ய போகும் உறவுகளுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நாடு வெள்ளப்படாரம் நன்றி படிக்கும் கடைசி சிரிக்கிற மாதிரி ஏன் ப்ரோ எல்லா வீடியோலையும் கடைசியாக சிரிக்கிறீங்க எல்லா வீடியோ அடுத்த ஜென்மத்தில் நீ என் ஃப்ரெண்டு நான் எடுத்து கல்லு மேல நாற்பது பொண்ணுங்க எப்படி நாற்பது பர்சன்ட் எங்க டீச்சரை கூட்டின நான் ரோடு கிராஸ் என்ன கூட்டினு எங்க டீச்சர் பள்ளி மாதிரி இருக்கு